அடர்ந்த காட்டுல மானொன்னு வாழ்ந்து வந்துச்சு அது தன் நண்பர்களை காண குளக்கரைக்கு வந்துச்சு அங்க காக்கா ஆமை அப்புறம் ஒரு எலி மானோட வருகைக்காக ஆவலா காத்திருந்துச்சு அவங்க நாலு பேரும் நல்ல நண்பர்கள் அதுதான் அவங்க வழக்கமா சந்திக்கிற இடம் தினமும் உங்கள் கூடி விளையாடுவாங்க ஈவினிங் அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க ஒரு நாள் காக்கா மான் அப்புறம் எலி ஆமைக்காக ரொம்ப நேரமாக காத்திருந்துச்சு ஆமை வரவே இல்லை இந்த ஆமை ஏன் இன்னும் வரல அப்படின்னு எலி கேட்டுச்சு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு இருக்குமோ வழியில ஒரு வேட்டக்காரனை பார்த்தேன் அப்படின்னு மான் சொல்லுச்சு சரி இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு காக்கா பறந்து போச்சு கொஞ்ச தூரத்துல ஆமை ஒரு வலையில மாட்டிக்கிட்டு இருந்துச்சு வேட்டைக்கார ஒருவன் நெருங்கி வந்துட்டு இருந்தான் அவனுக்கு வேற எந்த விலங்கும் கிடைக்கல இந்த ஆமையாவது கிடைச்சதுன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தான் பார்த்துட்டு காக்கா வேகமா பறந்து நல்ல கிளறும் போச்சு அது அவங்க பார்த்தத அவங்கள்ட்ட சொல்லுச்சு எல்லோரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க அப்போ எலி ஒரு பிளான் பண்ணுச்சு மானை பார்த்து நீ வேட்டக்காரன் கண்ணில் மாதிரி நிற்கணும் வேட்டைக்காரன் கிட்ட வரும்போது நான் ஆமை சிக்கி இருக்கிற வலையை கடிச்சு ஆமையை காப்பாத்திடுவேன் அப்போ காக்கா சிக்னல் கொடுத்த உடனே மான் கிட்ட இருந்து தப்பிச்சிடணும் இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லுச்சு நண்பர்கள் இருவரும் சரின்னு தலையாட்டினாங்க ஆமைய காப்பாத்த கிளம்பினாங்க மான் வேட்டக்கார கண்ணில் படுற மாதிரி போய் நின்னுச்சு அதை பார்த்த வேட்டக்காரன் இன்னைக்கு நல்ல வேட்டை தான் நல்லா குட்டி மானா கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டான் சிரிக்க மெதுவா அது கிட்ட போனா அந்த நேரம் எலி ஆமை மாட்டிருந்த வலைய கடிச்சு ஆமைய விடுவிச்சிருச்சு ஆமையும் எலியும் அருகில் உள்ள புதருக்குள்ள மறைஞ்சுக்கிட்டாங்க அப்ப காக்கா வேட்டக்காரனை பயமுறுத்துற மாதிரி கிட்ட வந்து வேகமா சிறகுகளை வீசுச்சு வேகமா ஓடி மறைஞ்சிருச்சு ஏமாந்து போன வேட்டக்காரன் திரும்பி வந்து பார்த்தபோது வலையில ஆமையும் இல்ல வெறும் கையுடன் வீடு திரும்பினான் தப்பித்த நான்கு நண்பர்களும் அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க என்ன குட்டீஸ் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இன்னும் நிறையா கதை இருக்குது அதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்